அனைவருக்கும் வணக்கம் க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வர கால்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த செல் கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செல் கால் பை கால்லாம் ஆக்சுவலி ப்ரீவியஸாகவே வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு ஆஃப்டர்நூனில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் நம்ம இருந்தாலும் முடிஞ்சு போன ஒரு காலை காட்டுறதுக்கு லைவ் கால் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக நெக்ஸ்ட் என்ன கால் வருதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஃபினிஷ் ஆயிடுச்சுல இந்த பைசல் கால்ஸ் இதையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காண்டி ஷோ பண்ணிடுறோம் ஸோ இதில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு கரெக்டாக யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகையில் நமக்கு டார்கெட்ஸாக பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் செல் காலும் வந்து ஜெனரேட் ஆச்சு செவன் செவன் டுவெண்ட்டி செவனில் செல் பண்ணலான்ட்டு அது பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது ஸோ அது seven thousand six hundred range வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டு ரெக்கவரி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் ஏன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும் அதாவது எப்படின்னா ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகும் இப்போ கரண்ட்டில் செல் கால் போயிட்டுருக்குன்னா ட்ரெண்ட் மாறுறதுன்னா நெக்ஸ்ட் பை ட்ரெண்ட் தான் வரணும் ஏன்னா ஒன்று மார்க்கெட்டில் வாங்க போகிறோம் இல்லைன்னா விற்க போகிறோம் பையார் செல்லு தான் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் அதுக்கு அப்பர் சைடில் மார்க்கெட் மேலே ஏறி வரணும் எப்போ மேலே ஏறி வருதோ அப்போதைக்கு நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் நமக்கு இந்த சார்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வரும் ஸோ இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் ஓகேங்களா கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி மூவ் பண்ணதை ஷோ பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நமக்கு கால் வந்துச்சுன்னா பைக் கால் வரும் அது எப்போ வருதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டின் மேலே ஆகுது ஆக்சுவலி ஈக்விட்டி மார்க்கெட்டே வந்து முடிய போகுது இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் டவுன் இறங்கிட்டு மார்க்கெட் மேலே வருது மேலே வரையில் நமக்கு ஒரு வாலட்டையில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகுது அதனால நமக்கு இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி கேண்டிலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெடி ஆகிக்கலாம் ஓகே கேண்டில் கலர் மாறிச்சுனாலே இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துடலாம் அடுத்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் entry point buy at seven six seven six so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line so இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே உங்களுக்கு லைவாகவே வந்து கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் first at seven six ninety five point nineteen அப்படின்னு ஸோ வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்பர் சைடில் கொடுத்தா தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் ஆகும் இது எப்படி நடக்குது எப்படி மூவ் பண்ணுது என் எப்போ போய் ரீச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஏன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகுது ஒரு ஃபார்ட்டி